அன்புடையர் வணக்கம் வாழ்க்கையை மாற்றிய வாசிப்பு என்ற உலக அளவிலான ஒரு இணையவழி போட்டியினை காந்தி உலக மையம் அறிவித்திருக்கின்றார்கள் நான் காந்தி உலக மையத்தில் மையத்தினை வணங்கி இப்போட்டியில் கலந்து கொள்வதை மிக மகிழ்ச்சியுடன் நன்றி அறிதலுடன் கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சினை தொடங்குகின்றேன் வாசித்தல் என்பது ஒரு அனுபவம் வாசித்தல் அனுபவம் என்பது எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வாசித்தல் என்பது ஒரு மனிதனின் இயல்பான குணங்களை மாற்றக்கூடியது நம் மனதில் மாற்றங்கள் தராத புத்தகங்களை வாசிப்பதால் எந்த பயனும் இல்லை வாசிக்க வேண்டிய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசித்தல் மிகவும் அவசியமாகும் பெரும் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கெல்லாம் வாசிக்க பழக்கம் இயல்பாகவே இருந்திருக்கிறது சிலர் ஒரு நாளில் சில மணி நேரங்களை வாசிப்பதற்காகவே ஒதுக்கி வைப்பார்கள் சிலர் ஆய்வாளர்கள் வாசிப்பதற்கு நேரமில்லை எல்லா நேரமும் வாசித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் பெரிய பெரிய மருத்துவ மேதைகளெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் படிப்பு படிப்பு என்று இருந்திருக்கிறார்கள் அப்படி படித்ததனால் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படி வாசிக்கும் வழக்கம் உள்ள என்னையும் ஒரு புத்தகம் தலைகீழாக மாற்றங்களை எண்ணில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை அறிந்து அதை உங்களிடம் கூறி மகிழ விரி உழைகின்றேன் உடல் மனநோய்கள் நீக்கி நலம் பெறும் மருந்துகள் என்ற புத்தகம்தான் அது இந்த புத்தகத்தை கே ராமசாமி என்கின்ற ஒரு ஹோமியோபதி மருத்துவர் எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகத்தின் மருத்துவ மேதை மாமேதை ஹானிமணல் அறி கொள்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றியும் டாக்டர் பாச்சி அவர்களின் மலர் மருத்துவத்தை பற்றியும் நமக்கு எளிய தமிழில் இனிய தமிழில் இந்த புத்தகம் கூறுகிறது இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள் எல்லாமே ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் நாளிதழில் தொடராக வந்தவை தான் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு முதல் பதிப்பாக தினமணி பத்திரிகையை தினமணி நாளிதழை வெளியிட்டது அப்படி வெளியிடும்போது இந்த பத் புத்தகத்தின் விலை நான்கு ரூபாய் தான் இந்த புத்தகத்தை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கி வீட்டில் வைத்திருந்தாலும் வெகு நாட்களாக படிக்காமலே இருந்தேன் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் வாங்கி வச்சு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் திடீரென்று அந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன் இந்த புத்தகத்தை முழுவாக வாசித்த பிறகு இதில் உள்ள பல விஷயங்களை நான் மிகவும் ஆழமாக சிந்தித்தேன் அதன் பல பலனாக அந்நாள் வரை நான் பயன்படுத்தி வந்த அலோபதி மருத்துவத்தினை கைவிட்டு விட்டேன் முழுமையாக ஓமியோபதி மால் மட்டுமே நம்பிக்கை கொண்டேன் இந்த நம்பிக்கை பல்வேறு காலங்களில் ஹோமியோபதியை உட்கொண்டு கிடைத்த அனுபவங்களால் மிகவும் செழுமையடைந்தது என்னுடைய துணைவியார் அவர்கள் ஒரு நாள் மீன் மீன் சாப்பிடும் பொழுது மீன் முள்ளானது தொண்டையிலே சிக்கிக்கொண்டது சிக்கிக்கொண்ட முள் நகரம் மறுக்கிறது முள் அப்படியே குத்தி ஆழமாக பதிந்து விட்டது இதை பற்றிய ஒரு குறிப்பு இது போன்ற நிலைகளில் எந்த ஹோமியோபதி மருத்துவம் மருந்து உண்டால் பலன் கிடைக்கும் என்று சில மர் ஹானிமன் கூறியிருக்கின்றார் ஹானிமன் கூறியதை நம்முடைய டாக்டர் கே ராமசாமி அவர்களும் விரிவாக எழுதியிருக்கின்றார் அவர் தன்னுடைய அனுபவத்தையும் இதற்கு முன்னால் கிடைத்த அனுபவத்தையும் அதில் எழுதியிருக்கின்றார் அதன்படி நான் சென்னைக்கு சென்று என்னுடைய நண்பர் ஹோமியோபதி நண்பரை சந்தித்து அவரிடம் இது போல என்னுடைய மனைவியார் துன்பத்தில் இருக்கிறார்கள் அவருடைய தொண்டைகளை முழ்சிக்க கொண்டது இந்த மருந்தை தரலாமா என்று கேட்டேன் அவர் கொண்டே என் முகத்தை பார்த்தார் நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே மருந்தை சொல்கிறீர்கள் மருத்துவர் நான் இருக்கும்போது பரவாயில்லை ஹோமியோபதி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றார் அப்புறம் இந்த புத்தகத்தை படித்த அனுபவங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டேன் பகிர்ந்து கொண்ட பிறகு அவர் கொடுத்த மருந்தை வாங்கி கொண்டு வந்து என்னுடைய மனைவியருக்கு மனைவியாருக்கு நான்கே மாத்திரைகள் தான் கொடுத்தேன் கொடுத்த பிறகு உடனடி பலனாக ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த முள்ளானது தொண்டை பகுதியிலிருந்து கழன்று வாய் வழியாக வெளியே வந்து விழுந்து விட்டது மிக ஆச்சரியமாகி போட்டது இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சை என்ற காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையை முற்றிலும் தவிர்க்க சொல்கிறது ஹோமியோபதி மருத்துவம் தான் இந்த ஹோமியோபதி மருத்துவம் மருத்துவம் வந்து உலகின் இரண்டாவது பெரிய மருத்துவமாகும் முதலில் ஆங்கில மருத்துவமான அலோபதி மருத்துவம் இரண்டாவது ஹோமியோபதி மருத்துவம் தான் இன்றைக்கு கூட கொரோனா காலகட்டத்தில் ஆள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆசானிக்கும் ஆல்பம் தான் நம்முடைய கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களை நோயிலிருந்து மீட்டெடுக்கவும் தடுப்பு மருந்தாகவும் செயல்பட்டது என்பது காலமறிந்த உண்மை இதே போல பல உண்மைகள் அடங்கிய ஹோமியோபதி மக்கள் நம் மக்களும் பின்பற்ற வேண்டும் இதற்காக நான் பல ஹோமியோபதி கட்டுரைகளையும் பல பத்திரிகைகளிலும் எழுதி வந்திருக்கிறேன் என்னிடம் நிறைய பேர் ஆலோசனை கேட்டதுமிடம் நான் அறிமுகப்படுத்தும் டாக்டரிடம் சென்றும் ஆலோசனை பெற்று நலமடைகிறார்கள் இனிமேல் மக்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரே மருத்துவம் ஹோமியோபதியான் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த காந்தி உலக மையத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்